லாஸ்ட் டைம் uh, பேசுனதுலேருந்து எல்லாம் தெரிஞ்சிருந்தது பட்டு பண்ணணுமா அப்படின்ட்டு தான் டவுட் இருந்துச்சு இந்த இண்டிவிஜுவல் இன்கம் பற்றி நம்ம பண்ணுறோம் வீட்டில் இது பண்ணுறாங்கோ சேலஞ்சஸ் நிறைய பார்க்குறாங்கோ அப்புறமா இருக்குது ஆனாலும் நம்ம முன்னே போயிடலாம் இந்த மாதிரி எல்லாம் நெட்ஒர்க் பண்ணுனாக்கா இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்மளும் அனுபவிக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாம் அனுபவிக்கணும் பிள்ளைங்களும் அனுபவிக்கணும் சொந்தக்காரங்க எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அப்படின்னு நினைச்சு தான் போயினே இருந்தோம் கண்டிப்பா இதெல்லாம் வந்துதான் இதெல்லாம் தாண்டி தானே நம்ம போனோம் அப்படின்ட்டு ஆனா கண்டிப்பா ஆயிடுவோம் அப்படின்னு தான் போயினே இருந்தோம் அப்புறமா தான் குருஜியோட இல்லை இல்லை என்னுடைய இண்டிவிஜுவல் இன்கம் தேவை தேவை ஏன்னாக்கா குடும்பம் நலமா இருந்தா தான் நம்மளும் முன்னே போக முடியும் இல்லாக்காட்டி அது முடியாது அப்படின்னு ஸோ அதுலேருந்து புரிஞ்சது சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா இண்டிவிஜுவல் இன்கம் பண்ணின்னு இருக்க இப்போ குருஜி கொடுத்த டாஸ்க் வந்து ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் வீட்டில் கொடுக்கணுன்ட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுக்கணுன்ட்டு ஸோ இந்த வாரம் வரைக்கும் நான் எயிட் தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இப்போ சார்கிட்ட குருஜி கிட்ட இருந்து last one to one plan meeting நடந்ததுலேருந்து அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க இதை தான் நாங்களும் சொன்னோம் நீ கேட்க மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்றாங்க பட் எனக்கும் தெரியும் ஆனாக்கா பட் அந்த நுணுக்கங்கள் தெரியாது அது இவங்க தான் இல்லை இல்லை இப்படி பண்ணா தான் இப்படி பண்ணுவோம் இது இது இந்த ஸ்டெப் ஆயிட்டு ஸ்டெப் போகணுன்ட்டு ஜென்ரலாக அம்மா ஒரு ரீட்டைலர் இன்கம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு சார் குருஜி இதுல வெஜிடபிள் ஷாப் நான் ஓபன் பண்ணுறதுல க்ளோஸும் பண்றதுல குருஜி சரி வீட்டுல எடுத்துக்கிறாங்க அப்புறமா இந்த மந்த் இன்கம் வந்து thirteen thousand three fifty rupees நான் பண்ணிருக்கேன் ஓகே பதினஞ்சுக்கு பதிமூணாயிருக்கு குரு சார் எங்க பைசா போதும் அப்படின்லாம் தோணுதா இப்பதான் ஜாஸ்தி கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க குருஜி வீட்டுல குடுக்கணும் கூட இருக்கு குடுக்கணும் கூட கரண்ட் பில்லு கட்டணும் சீட்டி கட்டணும் அப்படின்னு நிறைய இப்போ எவ்ரி வெனஸ்டே எனக்கு வருது ஆல்ரெடி அதுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த காசு இதுக்கு போகணும் அப்படின்ட்டு ஆக்சுவலி நான் என்ன கேட்டேன் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல நீங்க ஸ்டார்டிங்ல வரும்போது இந்த பதிமூணாயிரம் முதல்ல வந்துட்டு இருந்துச்சா அல்லது வேற ஏதாவது இன்கம் வந்துட்டு இருந்துச்சா அப்படி கேட்கேன் இல்ல டெய்லி நான் ஒரு நூறு ரூபாய் பெட்ரோலுக்கு வாங்கி போவேன் சரி டீ குடுக்க கூட ஒரு பத்து ரூபாய் கொடு அப்படின்னு கேட்பேன் ஆனால் கொடுத்துருந்தாங்க எனக்கு எனக்கா இப்போ யோசனை பண்ணுறேன் நான் ஆனால் ஒரு நம்மள ஏதோ கேள்வி கேட்காத டெய்லி கொடுத்துருந்தாங்களே அது அப்புறம் பார்த்து சைக்கிள் செமினாருக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போறோம்னாக்கா காசு கேட்பாங்க ஆ இப்பெல்லாம் அப்படியெல்லாம் பரிஸ்திதி இல்லை இல்ல இல்ல இப்ப வந்து நீங்க இப்போ இன்கம் ரெடி பண்ணிட்டீங்க இன்கம் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க ஏன்னா முப்பத்தஞ்சு நாற்பது அந்த மாதிரி போகணும் பண்றது அப்புறம் அங்க அங்க பேசும்போது கெத்தா வந்து அவங்க இன்கம் பார்க்கும்போது அவருக்கு அவங்களுக்கு தெரியாது நீங்க வந்து இதுல இன்கம் பண்றீங்களா அதுல இன்கம் பண்றீங்களா தெரியாது ஆனா நீங்க போற உட ஸ்டைலு கிளு எவ்வளவு பெரிய தெளிச்சல் நான் உங்கள்கிட்ட பாக்குறேன் இல்லையா நம்ம முதல்ல அந்த பணம் ஒரு ஒரு பெரிய தடையா இருக்கும் போதும் இப்போ பணம் ஒரு பிரச்சனை இருக்கும்போது இருக்குல்ல அதுல இன்னும் வந்து நீங்க என்ன பண்ண முடியும் பாருங்க சரியா நாற்பது ஐம்பது ஐம்பது அந்த மாதிரி தாண்டி போங்க எங்க பிளான் பண்ண பண்ணுங்க முதல்ல இதுதான் இருக்கணும் பயங்கரம் நம்ம நெட்டு வாங்கி நம்ம படிச்சு கொடுக்குற விஷயமா அந்த பெருசான ட்ரீம் தான் பெரிய சம்பாத்தியம் பெரிய வாழ்க்கை நினைச்சது நம்ம பண்ண முடியும் அதுக்காக ஒரு ஒரு இதுதான் இது ஸோ இதுலயும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதுலயும் பண்ணுவோம் வணக்கம் குருஜி வணக்கம் சார் வணக்கம் எம்எம்ஜி வணக்கம் சொல்லுங்க எப்படி ஃபீல் இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு குருஜி நல்லா போயின்னு இருக்கு குருஜி எஜுகேஷனும் நல்லா போயின்னு இருக்கு லேர்னிங் நல்லா பண்ணின்னு இருக்கேன் அப்புறமா இண்டிவிஜுவல் இன்கம் தான் நல்லா போயிருக்குது சரி அது ஷுரு பண்ணதுனால இண்டிவிஜுவல் இன்கம் ஷுரு பண்ணதுனால பழைய இதுங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் ஒன்னா ஒன்னா பேட்ச் பண்றதுக்கு நல்லா இருக்குது நல்ல டீட்டெயில சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு நிறைய கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு அது ஒரு ஃபீல் இருந்ததே இருந்துச்சு எனக்கு யாரும் இல்லையே எனக்கு யாரும் இல்லையா அப்படின்ட்டு ஆனாலும் உங்களுடைய வீடியோலாம் பார்த்துக்கின்னு ரோட்ல போயின்னு வந்து சும்மா போயினே இருக்கிறது தான் வர்றது பேசுறது ஆனால் க்ளோஸ் மட்டும் ஆகுறதில்ல ஏதோ ஒன்று ஆகும் ஒன்றோ ரெண்டு ஆகும் பட் அவங்க கண்டினியூ நம்ம பிஸ்னஸ்ல இருக்க மாட்டாங்க அது புரிஞ்சுக்கணும் அப்புறமா நம்ம உங்க கூட ஒன் டு ஒன் பண்ணதுல இருந்து இண்டிவிஜுவல் எவ்வளோ முக்கியமோ ஃபேமிலியும் அவ்வளோ முக்கியம்னு தோணுச்சு பசங்களுடைய ஃபியூச்சரும் அவ்வளோ முக்கியமானு தோணுச்சு ஆக்சுவலி லாஸ்ட் இயர் யாருக்குமே நான் ஃபீஸ் கட்டிருந்தில்லை கொரோனா ஒரு சாக்கு வச்சுக்கிறேன் எனக்கு எங்கே கேட்டாலும் துட்டு இல்லை கடை ரொம்ப கம்மியாக போகுது கடை வர்றது வந்து நம்ம சாப்பாடு கூட ஆகுறதில்ல அந்த மாதிரி ஆயிட்டுச்சு அப்புறமா இண்டிவிஜுவல் இன்கம் ஷுரு பண்ணதுலேருந்து ரொம்ப எல்லாம் மாறிடுச்சு இப்போ நம்ம சின்ன பையனுக்கு முழு ஃபீஸை கட்டிட்டேன் அவனுக்கு டோட்டல் ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தி ஓராயிரம் கட்டணுமாச்சு ஆனால் முழு ஃபீஸ் ஐம்பத்தி ஓராயிரமும் கட்டிட்டேன் இந்த இன்கம் வந்து அதில் பண்ணியிருக்கேன் இப்போ முழு இன்கமும் அதுக்கு நான் போடல பட் காசு வர வேறவங்கலாம் ஆஹ் நம்புறாங்க இவரு தருவாரா நம்புறாங்க அப்புறமா எங்க பையனுக்கு செகண்ட் பியூசி அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு வந்து ஆல் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு ஒரு ஒரு ஃபுல் ஃபீஸும் கட்டிட்டு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபுல் ஃபீஸு அது ஒரு கிளியர் ஆச்சு அப்புறமா ஒன்றும் இப்போ ஒன்றும் பசங்க அவங்க இங்கே எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை எதோ என்னக்கா இப்போ தைரியமாக கேட்குறாங்க போகிறாங்க வீட்லேயும் சந்தோஷமாக இருக்காங்க வேற எதனா ಸ್ಟೆಪ್ எடுக்கிறது ಕೂಡ ಧೈರ್ಯವಾಗಿ சொல்றாங்க வீட்டில் ಆ ಡ್ಯಾಡಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ಬಿಡು ನನ್ಗೇನು ಚಿಂತೆ ಆರಾಮಾಗಿರ್ಬೋದು ನಾವ್ வேலை வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களா எப்படி அப்படி சொல்லி சொல்றாங்களா வீட்டுல சார் அப்ப அப்படி போய் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ பெட்ரோல் போகும்போது வெளியே போகும்போது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் பெட்ரோல் வாங்கி வச்சுக்கணுமா இருக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணுன்னு அதுவும் போய் இப்போ பெட்ரோல் எப்பவுமே நான் ஆன்ல வச்சிருந்தே இல்லை ரிசர்வ்ல தான் வைக்கணும் இப்போ பேர் ஆன்ல தான் இருக்கும் ரிசர்வ் ஆனவொடனே ஒரு இரநூறுபாய்க்கு பெட்ரோல் போடு இம்மிடியேட்டா போடு அப்படின்ட்டு இருக்கு எப்பவுமே ஆன்ல இருக்கு நான் இது பைக் வாங்குனதுல ஆன்ல வச்சிருந்தே இல்லை இப்போ ஆன்ல வச்சுக்கிறேன் ரிசர்வ் ஆன டக்குன்னு போய் பெட்ரோல் போட்டுக்கின்னு ஆனில் பண்ணிக்கிறது ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலு தைரியம் அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிற குருஜி அப்புறமா சாப்பாடெல்லாம் முன்னெல்லாம் வெளியே டீ கொடுக்கறது கூட கஷ்டமாக இருக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆ சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஆனால் வெளியெல்லாம் நம்ம சாப்பிட்றது இல்லை ஆனால் தேவை இருந்துச்சுனாக்கா எப்போ ஒரு டைம்னாக்கா அந்த மைண்டெல்லாம் ஒன்று ஆ சாப்பிடு நிறைய யோசனை பண்ணுமா இருக்கும் நான் ஒரு பத்து ரூபாய் டீ செலவு பண்ணிட்டா நாளைக்கு நான் பண்ணுறது நாளானிக்கு நான் பண்ணுறது ஒரு ஒரு நாள் நான் பெட்ரோலுக்கு காசு இல்லாத மூ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் உக்காந்துருப்பேன் வெளியே போக முடியாது மா கடையில் எதனா ஆச்சானாக்கா அதில் அவங்க பெட்ரோலுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதை போட்டுக்கின்னு போகணுமா இருந்துச்சு அதெல்லாம் மாறி இப்போ அதெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கிற குருஜி ஸோ எல்லாம் சேர்த்து நமக்கு twenty three thousand seven fifty rupees earn பண்ணியிருக்காங்க நம்ம இண்டிவிஜுவல் எந்த மட்டும்